Thank you. Thank you. Khambodi Ragam Tanam, followed by a Kirtanai, Adum Devam Niyaruvai, Papanasam Shivam. Time அவ்வளவா இருக்கிறதுனால இல்லாததுக்குனால கொஞ்சம் சுருக்க முடிச்சிடுவோம் கவலைப்பட வேண்டாம்